குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது உண்டு சந்திரன் என்ற கிரகத்தோட காரகத்துவங்கள் என்ன ஒரு ராசி கட்டத்தில் அந்த கிரகத்தின் ஆளுமை தன்மை எப்படி இருக்கும் பொதுத்தன்மைகள் இது எல்லாமே இது நான் சொல்வது உண்டு காரக கிரகங்கள் காரகத்துவங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிரகம்னு சொன்னால் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட காரகத்துவங்கள் தான் நான் இப்போ சொல்கிறேன் அதான் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வைக்காமல் எல்லாரும் மன மனப்பாடம் செய்யாமல் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை முன்னேற முடியாது இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் சரிங்க சந்திரன் எப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அதில் வந்து மாத்திருக்காரகன் அதாவது தாய்க்காரகன் சொல்லுவோம் இப்போ அதை எப்படி நம்ம சூரியனுக்கு ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் சொன்னோமோ சந்திரனுக்கு வந்து தாய் சந்திரன் வந்து தாயை குறிக்கும் அம்மாவை குறிக்கும் ஒரு மாத்திருக்காரகன் சொல்லுவோம் இந்த சந்திரனின் தன்மையை பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு வளர்பிறையாகவும் பதினைந்து நாட்களுக்கு தேய்பிறையாகவும் இருக்கும் அதாவது சந்திரன் என்றவன் வந்து சுப கிரகமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த வளர்பிறை சந்திரன் தான் சுப கிரகமாக சுபத்துவம் பொருந்திய சந்திரனாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது சரிங்களா அது எப்படிங்க வளர்பிறை தேய்பிறைன்னு நம்ம கண்டுபிடிப்போம் சூரியனிலிருந்து ஏழாவது ராசி கட்டத்தில் இருந்தால் அது வந்து வளர்பறை சந்திரன் சூரியனுக்கு முன்னாடி ஐந்து கட்டத்துலேயோ இல்லை பின்னாடி ஐந்து கட்டத்துலேயோ இருந்தால் அது தேய்பிரை சந்திரன் அது பௌர்ணமி நோக்கி போகுதா இல்லை தேய்பிரையை நோக்கி போகுதான்னு ஒரு நம்ம தெளிவை ஏற்படுத்திக்கணும் சரிங்களா அந்த இடத்துல வளர்பறை சந்திரன் தான் சுபத்துவம் வாய்ந்தது நான் இப்போ காரகத்துவங்கள்லாம் சொல்கிறேன் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முத்து இடதுகன் மார்பகம் பெண்ணின் மார்பகம் அது ஏன் பெண்ணின் மார்பகம் அப்படின்னு சொல்கிறோன்னா சந்திரன் வந்து ஒரு தாயின் ஆளுமை செலுத்தும் ஒரு அன்பு பாசம் இது எல்லாமே ஒரு காரகத்துவங்கள் சரிங்களா அரிசி நெல் பால் தண்ணீர் மலை தாய் மனம் மனம் ஒரு மன ஆற்றல் சொல்லும் இல்லையா உங்களோட மனம் எந்த அளவில் ஆற்றல் இருக்குது உங்கள் ராசியில் சந்திரன் வந்துட்டு எங்கே இருக்கோ அதுதான் உங்கள் ராசின்னு சொல்லுவோம் சந்திரன் வந்து மிருணத்தில் இருந்தால் மிருண ராசிக்காரங்க சந்திரன் வந்து இருந்தால் ரிசப ராசிக்காரங்க நம்ம ஏற்கனவே சொல்லி சொல்லியிருப்போம் இல்லையா அப்போனா உங்கள் மனதை என்னவாக ஆளுமை செய்கிறது உங்கள் மன ஆற்றலை இந்த சந்திரனை வச்சு தான் நம்ம கணக்கிடுறோம் இன்றைக்கி கோவப்படுவீங்க நாளைக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னா அந்த மனதின் ஆளுமையை சொல்வது சந்திரன் உணர்வுகள் வெண்மை வெண்மை நிறம் வெள்ளை நிறம் எல்லாமே வந்து சந்திரனின் ஆளுமைக்கு உட்பது அந்த அரிசி பால் அதோட நிறத்தெல்லாம் பாருங்களேன் அப்படியே அந்த காரகத்துவங்கள் புரண்டியது தான் இந்த கலர் இந்த நிறமும் இருக்கும் கற்பனை வளம் வசீகரம் அழகு அன்பு கவிஞர்கள் ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க மனம் எப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ சந்திரன் எப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் கவிதை கவிதை தான் எழுதுவாங்க அப்படின்னா இந்த கவிஞர்களுக்கு சந்திரனின் ஆளுமை நிச்சயம் க கண்டிப்பாக தேவை அது இல்லாமல் வரவே முடியாது கலைத்திறமை கவிதை திறமை அப்புறம் வந்து உணவு நீங்கள் உண்ணும் உணவு இருக்குது இல்லையா முக்கிய இது முக்கியமாக ஜோடத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது கிரகம் சந்திரன் மட்டும்தான் உணவுனாவே சந்திரன் அது நல்ல ஒரு ஹை கிளாஸ்னால் சுக்கரன் ஒன்றும் அது வேறு நான் அப்புறமா தனியாக சொல்கிறேன் இந்த ஏரி குளம் அப்படின்னா இந்த சந்திரன் என்றாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது உணவு மழை நீர் பாசம் கலைத்திறமை அழகுணர்ச்சி வசீகரம் காதல் ஒரு மனதை மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மனம்ங்கிறது வந்து இது ஏன் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் நாளைக்கு நான் அழுகுறேன் அப்படி என்ன காரணம்னா சந்திரன் தான் இருக்கிறல ஒன்பது கிரகங்களில் சந்திரன் தான் வேகமாக மிக வேகமாக நகரக்கூடிய கிரகம் சரிங்களா அதாவது நான் ஒரு ராசி கிட்ட முப்பது டிகிரின்னு சொல்லியிருப்பேன் அந்த ஒரு டிகிரிக்கு சந்திரன் எவ்வளோ வேகமாக நகரும்னா ஒரு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் அந்த ஒரு டிகிரி கலக்கிறதுக்கு சந்திரன் எடுத்துக்கொள்கிற நாள் வந்து எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு நிமிடம் ஒரு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடம் சரிங்க அப்படின்னா இந்த சந்திரன் ஒரு ராசி கிட்டத்தட்ட எத்தனை நா எத்தனை நாளில் கடந்து விடும் இரண்டரை நாள் இரண்டரை நாளில் அந்த ரா இரண்டே கால் நாளில் அந்த ராசி கட்டத்தை மேஷம் என்ற ராசி கட்டத்தை சந்திரன் நகர்ந்து விடும் அப்படின்னா முப்பது நாளில் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு சுற்று சுற்று வந்துவிடும் ஆனால் இந்த மேஷத்தை மட்டுமே கடக்கிறதுக்கு சனி எடுத்துக்கொள்கிற காலகட்டம் வந்து இரண்டரை வருடம் அப்படின்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாதம் ஆகுது அப்படின்னா நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் சந்திரன் எவ்வளோ வேகமாக நகருது அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒருவரோட கோபம் ஒரு ஒருவருடைய கோபமோ இல்லை ஒருவருடைய ஒரு எதிர்ப்போ ஒரு பழிவாங்கும் தன்மையோ ஒருத்தர் வந்து கவலை சந்தோஷம் எதுவுமே நிலைக்கிறது கிடையாது இந்த இரண்டரை நாள் இந்த சந்திரன் ஆளுமே மாறிக்கிட்டே இருக்குது அதனால் அவர்களின் நிலைப்பாடும் என்றைக்குமே மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா தசாபுத்தியை பொறுத்து அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்களா கெட்ட முடிவு எடுப்பாங்களா இந்த கோச்சார சந்திரன் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துகிறேங்கிற நான் சொல்கிறேன் சந்திரனின் காரகத்துவங்கள் அதிமுக்கியம் என மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் சந்திரனின் நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது எல்லாமே சந்திரனின் நட்சத்திரங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவம்